கெட்டிங் ஸ்டார்டட் வித் ஸ்ட்ரிங்ஸ் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது ஸ்ட்ரிங்ஸ் வெவ்வேறு வழிகளில் டிஃபைன் செய்வது கான்கேட்னேட் ஸ்ட்ரிங்ஸ் ஒரு string ஐ மீண்டும் மீண்டும் பிரின்ட் செய்வது ஒரு string இன் தனி elementகளை அணுகுவது இம்யூட்டபிலிட்டி ஒஃப் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி கற்பது ஐ திறந்து ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ ஐபிதான் என டைப் செய்து இன்வோக் செய்க டைப் செய்க ஐபிதான் enter செய்க ஆகவே ஸ்ட்ரிங்ஸ் என்பதென்ன பைத்தோன் சிங்கிள் சிங்கில் கோட்ஸ் அல்லது டபிள் கோட்ஸ் அல்லது டிரிப்பிள் சிங்கில் கோட்ஸ் அல்லது டிரிப்பிள் டபிள் கோட்ஸ் களுக்குள் வருவன ஸ்ட்ரிங்ஸ் ஆகும் டைப் செய்க within single quotes This is a string. pin in double quotes, This is a string too. Pin in triple double quotes, This is also a string. string இல் எத்தனை கேரக்டர்கள் உள்ளன என்பது பிரச்சினை இல்லை ஆகவே நாம் ஓர் நல் ஸ்ட்ரிங் அல்லது காலி ஸ்ட்ரிங் ஐ கூட எழுதலாம் ஸ்ட்ரிங் களை டிஃபைன் செய்ய ஒன்றுக்கும் மேற்பட்ட கன்ட்ரோல் கேரக்டர் களை வைத்திருப்பது நல்லது ஏனெனில் ஒரு கன்ட்ரோல் கேரக்டர் ஏ ஸ்ட்ரிங் இன் ஒரு பகுதியாக இருக்கக்கூடும் உதாரணமாக டைப் செய்யலாம் In double quotes, Python's string manipulation functions are very useful. பல கண்ட்ரோல் characterகளை வைத்திருப்பதால் நாம் for எஸ்கேப்பிங் characterகளான ஹைபன் ஹைபன் இங்கே apostrophe ஐ தவிர்த்திருக்கிறோம் நாம் இப்போது டிரிப்பிள் கோட்டட் ஸ்ட்ரிங் களுக்கு போகலாம் மல்டிலைன் ஸ்ட்ரிங் களை எஸ்கேப்பிங் இல்லாமல் டிஃபைன் செய்யலாம் எத்தனை வரிகள் இருந்தாலும் டிரிப்பிள் கோட்ஸ் ன் நடுவே உள்ள எதுவும் ஒரே ஸ்ட்ரிங் தான் ஆகவே டெர்மினலில் டைப் செய்வோம் within triple double quotes having more than one control character to define strings comes as very handy when one of the control characters itself is part of the string. ஆகவே நாம் இந்த string ஐ எந்த variable க்கும் அசைன் செய்யலாம். டைப் செய்யலாம் a is equal to within single quotes hello comma world exclamation Pin enter செய்க. இப்போது a ஒரு string variable. string characterகளின் தொகுப்பு. கூடுதலாக ஸ்ட்ரிங் என்பது ஒரு மாற்ற முடியாத தொகுப்பு அதாவது உருவாக்கிய பின் அதை மாற்ற முடியாது ஆகவே பைத்தோன் இல் மாற்ற முடியாத தொகுப்பில் வேலை செய்யும் எந்த ஆப்பரேஷன் களும் ஸ்ட்ரிங் வேலை செய்யும் ஆகவே நாம் இரண்டு ஸ்ட்ரிங் களை சேர்க்கலாம் டைப் செய்யலாம் a is equal to within single quotes hello பின் என்டர் செய்க b is equal to within single quotes world C is equal to A plus in single quotes, comma, plus B plus in single quotes exclamation. பின் enter செய்க. பின் print space C. ஆகவே உங்களுக்கு ஹெல்லோ வர்ல்ட் என ஆட்புட் கிடைக்கிறது நாம் ஸ்ட்ரிங் வேரியபிள்களை சேர்ப்பதுடன் ஸ்ட்ரிங் களையே அதே ஸ்டேட்மெண்ட் இல் சேர்க்கலாம் அதே அடிஷன் ஆப்பரேஷன் இரண்டு ஸ்ட்ரிங் களையும் எழுதுகிறது அதே போல நாம் ஒரு ஸ்ட்ரிங் ஐ ஒரு இன்டிஜர் ஆல் பெருக்கலாம் டைப் செய்யலாம் a is equal to in single quotes hello type செய்க ஆ இன்டோ 5 ஆகவே நாம் ஹெல்லோ இன்டோ 5 என ஆட்புட் ஐ பெறுகிறோம் அதாவது அது இன்னொரு ஸ்ட்ரிங் ஐ தருகிறது இதில் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ஆன ஹெல்லோ 5 முறை எழுதப்படுகிறது வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும் 20 ஹைபன் களையும் டைப் செய்ய தேவையில்லாமல் இந்த ஸ்ட்ரிங் ஐ பெறுக percentage percentage 20 hyphens percentage percentage இப்போது string தனித்தனி எலிமெண்ட் களை ஆக்செஸ் செய்வதை பார்க்கலாம் ஸ்ட்ரிங்ஸ் தொகுப்புகள் என்பதால் நாம் சப்ஸ்கிரிப்ட் களை பயன்படுத்தி ஸ்ட்ரிங்கில் தனித்தனி ஐட்டம்களை களை அணுகலாம் ஆகவே டைப் செய்க s is equal to within double quotes percentage percentage plus within double quotes hyphen multiply by 20 plus within double quotes percentage percentage பின் enter செய்க. இப்போது output ஐ பெற print space s a in square bracket 0 நமக்கு string ல் முதல் character ஐ தருகிறது. இண்டெக்ஸிங் முதல் கேரக்டர் க்கு 0 ஐ கொடுப்பதுடன் ஆரம்பிக்கிறது அது கடைசி கேரக்டர் க்கு ந் 1 வரை போகிறது இங்கே ந் என்பது ஸ்ட்ரிங் உள்ள மொத்த characterகள் நாம் நெகேட்டிவ் இண்டிஸ் ஐ பயன்படுத்தி பின்னால் இருந்து ஸ்ட்ரிங் ஐ அணுகலாம் ஆகவே டைப் செய்க ஆ இன் ஸ்க்வேர் பிராக்கெட் 0 பின் என்டர் செய்க ஆ இன் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 நமக்கு ஸ்ட்ரிங் இன் கடைசி எலிமெண்ட் ஐ தருகிறது ஆ ஒஃப் 2 நமக்கு ஸ்ட்ரிங் இன் கடைசியில் இருந்து எலிமெண்ட் ஐ தருகிறது ஆகவே டைப் செய்க ஆ இன் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 பின் ஆ இன் ஸ்க்வேர் பிராக்கெட் 2 பின் என்டர் செய்க வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும் கொடுக்கப்பட்ட string க்கு s is equal to within double quotes hello world இவற்றின் அவுட்புட் என்ன s of minus 5 s of minus 10 s of minus 15 இப்போது s of minus 5 நமக்கு w ஐ தருகிறது ஆகவே டெர்மினலில் டைப் செய்க s of minus 5 பின் என்டர் செய்க ஸ் ஒஃப் 10 நமக்கு எ e ஐ தருகிறது ஆகவே நாம் ஹைபன் எர்ரர் ஐ பெறுகிறோம் ஆகவே ஹெல்லோ வெர்ல்ட் ல் ஸ் ன் வால்யூ ஐ அப்டேட் செய்யலாம் ஆகவே டைப் செய்க s is equal to hello world இப்போது ஸ் ஒஃப் 5 வாவ் ஆகவே நாம் W என அவுட்புட் ஐ பெற்றோம் அடுத்து டைப் செய்க ஸ் ஒஃப் 10 இது தருவது எ e. மற்றும் ஸ் ஒஃப் 15 நமக்கு தருவது இண்டெக்ஸ் எர்ரர் இது எதிர்பார்த்ததுதான் ஏனெனில் ஸ்ட்ரிங் இல் 11 தான் இருக்கின்றன ஸ்ட்ரிங் இல் ஒரு characterஐ மாற்ற முயல்வோம் ஆகவே டைப் செய்க a is equal to in single quotes hello மற்றும் a of 0 is equal to in single quote h முன் சொன்னது போல ஸ்ட்ரிங் களை மாற்ற முடியாது நாம் ஸ்ட்ரிங் ஐ கையாள முடியாது ஸ்ட்ரிங்ஸ் ஐ கையாள சில வழிகள் இருந்தாலும் அவற்றை நாம் ஸ்ட்ரிங்கின் இன் அட்வான்ஸ்ட் செஷன் இல் காணலாம் strings ஐ கையாள சில வழிகளுடன் கூடுதலாக அவற்றை specified குறிப்பிட்ட களில் வெட்டும் split ஒரு list of strings ஐ ஒரே ஒரு string ஆக ஆக்கும் join மெத்தோட் ஆகியன உண்டு விரைவாக நாம் இன்று கற்றதை திருப்பி பார்க்கலாம் இந்த tutorialலில் நாம் கற்றது strings வெவ்வேறு வழிகளில் டிஃபைன் செய்வது அடிஷன் மூலம் strings ஐ கான்கேட்னேட் செய்வது ஸ்ட்ரிங் எண் ஐ முறை மல்டிப்ளிகேஷன் ஆல் பிரின்ட் செய்வது ஒரு string ன் தனி எலிமெண்ட் களை அவற்றின் சப்ஸ்கிரிப்ட்ஸ் மூலம் அணுகுவது இறுதியாக strings ஐ மாற்ற முடியாது என்று அறிதல் தீர்வு காண சில சுய பரிசோதனை கேள்விகள் 1 s க்கு இந்த string ஐ அசைன் செய்ய கோட் எழுதுக இஸ் கால்ட் தே அப்போஸ்ட்ரோப் இரண்டு கொடுக்கப்பட்ட stringகள் ஸ் மற்றும் ட் ஸ் இஸ் எக்குவல் டோ ஹெல்லோ மற்றும் t is equal to world மற்றும் ஒரு integer r r is equal to 2 s multiply r plus s multiply t in output என்ன மூன்று நீங்கள் எப்படி s is equal to hello ஐ ஸ் இஸ் எக்குவல் டோ ஹெல்லோ என ஹ் கேப்பிட்டல் ல் இருக்க மாற்றுவீர்கள் s of 0 is equal to h, s of 0 is equal to in single quotes h. Strings ஐ கையாள முடியாது என்பதால் இதை செய்ய முடியாது. விடைகளை காணலாம். 1. கொடுத்த string ஐ இப்படி அசைன் செய்யலாம். டைப் செய்க s is equal to in double quotes is called the apostrophe. 2. s into r plus s into t எனும் ஆப்பரேஷன் இரண்டு சொற்களையும் இருமுறை அச்சிடுகிறது hello hello world world 3 strings ஐ கையாள முடியாது ஆகவே இதை செய்ய முடியாது இந்த டியூட்டோரியல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் நன்றி